வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சுவைக்கு விருந்தாக வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்வோம் இல்லையா அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த கதையோட கதாநாயகன் அவரும் அவர் அம்மாவும் போட்ட சபதத்துக்காக தன்னை தூக்கி வளர்த்த தாய்மாமனுடைய இறுதி சடங்கிற்கு கூட போகாதவர் அப்படிப்பட்டவர் அந்த சபதத்தை காப்பாற்றுவதற்காக அந்த சபதத்தையே மீறும் ஒரு கதை தான் இந்த கதை அப்படி என்ன சபதம் அவர் போட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா இது சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஒரு சபதத்தின் மறுபக்கம் என்ற சிறுகதை அந்த மூன்று கட்டு பழம்பெரும் வீட்டில் நவீனமான மிகப்படப்பட்ட முதற்கட்டின் திருப்படிகளில் கால் மிதிக்க தயங்கி நின்றான் மாரிமுத்து அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான் அவன் பின்னால் வந்த சொந்த நாய் கூட அவனை ஒரு மாதிரியாக பார்ப்பது போல் இருந்தது உடனே இவன் கீழே குனிந்து கல்லை எடுப்பது போல் பாசாங்கு செய்த போது அவன் மீது நம்பிக்கை வைத்தது போல் அது வாளாட்டி கொண்டே நின்றது உடனே இவன் கல்லுக்கு பதிலாக ஒரு மண்கட்டியை தூக்கி எரிந்த போது அது செல்ல கோபத்தோடு பின்வாங்கியது மாரிமுத்து அந்த படிகளை மிதிக்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்தான் இருபது ஆண்டு காலமாக அந்த வீட்டின் படியை மிதிப்பதில்லை என்று போட்டிருந்த சபதம் அவன் தன்னை தனி திடப்படுத்திக் கொண்டான் சபதம் முக்கியம் அல்ல அதன் நோக்கம்தான் முக்கியம் அந்த ஊரிலேயே கால் பகுதியை மடக்கி போட்டிருக்கும் இந்த அரண்மனை வீட்டிற்கு உறவாடுவதற்கோ யாசகம் கேட்டோ படிமதிப்பில்லை என்றுதான் சபதம் இந்த சபதத்தால் தன்னை தோளில் தூக்கி கொஞ்சிய தாய்மாமன் செத்த போது கூட இந்த வீட்டு படியேறியதில்லை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கருவேல மரக்காட்டில் தாய்மாமா எரிந்து முடிக்கும் வரைக்கும் ஒரு கௌரவ வெட்டியானாக காத்து நின்றவன் ஆனால் அப்பேற்பட்டவன் படிமிதிக்கப் போகிறான் ஆனாலும் சமாதானம் செய்து கொண்டான் அந்த சபதத்தின் மறுபக்கத்தை காட்டவே படித்தாண்ட போகிறேன் என்று மாரிமுத்து முதற்கட்டில் கால் வைத்தபடியே நின்றான் பின்னர் மூன்று படிக்கட்டுகளையும் ஒரே தாவாய் தாவி இரு பக்கமாக உள்ள வெளித்திண்ணைகளின் இடைவெளியில் சமதளத்தில் நடந்து வாசற்படியில் நின்றான் உள்ளி எட்டி பார்த்தான் கோவில் கருவறை போல் மறுமுனையில் கட்டு தெரிந்தது இரண்டாவது கட்டில் உற்சாக மூர்த்திகளாய் ஆண்களும் பெண்களும் ஐந்தாறு பேர் அத்தனை பேரிடமும் அட்டகாசமான சிரிப்புகள் மாரிமுத்துவால் எந்த சிரிப்பையும் தனிப்படுத்த முடியவில்லை அத்தனையும் கலப்படச் சிரிப்பு அந்த சிரிப்பு அவனுக்குள் ஒரு ஆவேசத்தை ஏற்படுத்தியது கணுக்கால் வரை வியாபித்திருந்த எட்டு முழ மல்வேட்டியை தார்பாய்க்க போனான் பிறகு அது மரியாதைக்குரிய செயலில்லை என்று நினைத்தவன் போல் வேட்டியை எருக்கி கட்டினான் வெளிவாசலை பாதி மறைத்து தேக்கு கதவை ஒரு உதை உதைத்து வழி ஏற்படுத்தினான் அங்கிருந்து முதற்கட்டிற்கு வந்து உள்திண்ணை இடைவெளியில் நடந்து மாட்டுத் தொழுவத்தையும் முறை கிணறையும் தாண்டி மலைமலையாய் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் இரண்டாவது கட்டு வாசற்படியை தாண்டி நாற்புறமும் செவ்வக வடிவிலான மேல்தலங்களுக்கு நடுவில் உள்ள கீழ்த்தளத்தில் ஆவேசமாக நடந்தான் எதிர் திசையை கண்ணாடாமலேயே பார்த்தான் தென்பத்தையில் கிழக்கு பக்கம் மூன்றில் பலகை இவன் அப்பா கொண்டு வந்த போட்ட மாம்பலகையாம் அதன் நடுவில் தம்பி முத்துவேல் அவளுக்கு இருபுறமும் மாமன் மகன்கள் சீச்சி இந்த பயல்களா மாமன் பையன்கள் இடது பத்தியில் சுவரோடு ஒட்டி போடப்பட்ட ஒரு சாய்வு நாற்காலியில் மத யானை படுத்திருப்பது போல் அத்தைக்காரி இவள் அத்தை இல்லை தாய் மாமனோட பொண்டாட்டி எந்த ரத்த கலப்பும் இல்லாத ஊடுருவல்காரி அவளுக்கு அருகில் கோயில் தூணை போல் கடைந்தெடுத்த தேக்கு தூணை முத்துவரின் முகமாக நினைத்து முகம் போட்டு நிற்கும் பாப்பா இயற்கை பெயர் என்ன இளவோ இட்ட பெயர் போல் இட்டு கட்டிய பெயர் நிலைத்து விட்டது உருண்டு திரும்ப அந்த தூணை போல் உடற்காரி வழியில் போகிறவர்களை அவர்கள் தன்னை திரும்பி பார்க்கும் வரை நோண்டி பார்ப்பவள் இந்த ஊரில் குழாய் சட்டை போட்ட முதலாவது பெண் நைட்டு கவுனாமே அதை பகலிலும் போட்டு திரிகிறவள் அசல் மான்குட்டி இல்லை இல்லை பைபிளில் சொல்வது போல் அசல் பாம்பு பாம்புக்குட்டி இவளுக்கும் மாமியாருக்கும் இடையே வாயு தொல்லையாலோ அல்லது வீட்டுக்காரன் தொல்லையாலோ வயிறு துருத்திய முத்துக்கணி ஆனால் பார்வையின் லட்சணம் பார்ப்பதற்கும் லட்சணம் மாமனுக்கு பிறந்த பெரிய தெரியனின் மனைவி பாம்போ பழுத்ததறியான் மாறுமிட்டு எதிர் திசைக்காரர்களை இலக்காரமாய் பார்த்தபோது ஊஞ்சல் பலகையில் கால்களை ஊன்றி ஊன்றி அதை ஆடவிட்டு ஆடிக்கொண்டிருந்த மூவரும் அப்படியே எழுந்தார்கள் சாய்வு நாற்காலியம்மா போங்கடா என்பது மாதிரி வெத்திலையை குதப்பிக் கொண்டிருந்தாள் பாப்பா பயந்து போனவளாய் அம்மாவின் அருகில் ஓடி வந்து சாய்வு நாற்காலியை பிடித்து கொண்டாள் அந்த கிழட்டு குழந்தையை இவள் இந்த பாப்பா தள்ளு வண்டியில் தள்ள போவது போல் தோன்றியது முத்துக்கணி மட்டும் எழுந்து உட்காருங்க அண்ணாச்சி என்றாள் ஆனால் மாமியார்காரியும் மருமகளை எரிச்சலாக பார்த்துவிட்டு ஊஞ்சல் ஆசாமிகளுக்கு ஆணையிட்டாள் உட்காருங்கடா மருமகனே உங்களின் தான் உட்காருங்க எல்லாம் எதிர்பார்த்ததுதான் மாமன் மகன்கள் உட்கார்ந்தார்கள் நடுவில் தயங்கி நின்ற முத்து வேலையும் ஆளுக்கு ஒரு கையாக இழுத்து ஊஞ்சல் பலகில் உட்கார வைத்தார்கள் ஆனாலும் ஊஞ்சலை அவர்களின் எடைக்கு தாக்கு பிடிக்காமல் ஆட போனதையும் முன்கால்களை நீட்டி தரையில் அழுத்தி தடுத்து கொண்டார்கள் மாரிமுத்து ஊஞ்சல்காரர்களை கோபம் தணியாமல் ஒரு சேரவும் தனித்தனியாகவும் பார்த்தான் வலது பக்கத்து தடியன் இவன் வயதுக்காரன் சட்டையின் மூன்று பட்டன்களை திறந்து போட்டு தங்க செயினின் டாலரை தூக்கி தூக்கி போட்டு பந்தாடினான் இடது பக்கத்துக்காரன் தம்பி முத்துவேலை விட ஒரு வயது பெரியவன் அதே சமயம் ஒரு வகுப்புக்கு கீழே பிடித்தவன் அண்ணன் சூரன் தம்பி சூதன் நடுப்பக்க ஊஞ்சலில் பட்டும் படாமலும் விட்டத்தை தூக்கியபடி இருந்த கோலத்தை நின்ற கோலம் போல் தோற்றுவித்த முத்துவில் ஜீன்ஸில் கிடந்தான் அவன் உடைக்குள் இன்னொரு ஆளை தூக்கி போட்டு விடலாம் அச்சடித்த அதுவும் டிடிபி போட்ட மாதிரியான தெளிவான முகம் அளவான அவயங்கள் மாரிமுத்துவால் தம்பியை கோபமாக பார்க்க முடியவில்லை நாளுமுள வேட்டியையும் நொந்து போன சிலாக்கையையும் கட்டி கட்டிக்கொண்டு படித்துவிட்டு வேலையில்லாமல் ஊரில் பரட்டை தலையாய் திரிந்த தம்பியை இப்படி நாகரிகமாக பார்த்ததில் அந்த சமயத்தில் கூட அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது பாத்தியில என் தம்பிய என்பது மாதிரி அங்கு இருந்த எல்லோரையும் தோரணியாக பார்த்தான் அவர்களை பார்க்க பார்க்க இவன் பார்வை அனலை குட்டியது வாய் அசிங்கமாக பேச போனது மூன்றாவது கட்டில் உள்ள சமையலறையில் இருந்து பலகாரங்களை கொண்ட பெரிய வட்ட தட்டை இரண்டு கைகளிலும் ஏந்தி வந்த அட்டைக்காரியின் தங்கச்சி மகள் மாரிமுத்துவை பார்த்ததும் அச்சப்பட்டு பின்வாங்கினாள் வரலாற்று உண்மை தெரிந்தவள் மாரிமுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொருவராய் பார்த்து இலக்காரமாக கேட்டான் என் தம்பிய வளைச்சு போட திட்டம் போட்டிக ஆனா அதுதான் நடக்காது டே முத்துவேலு எழுந்திரிடா அத்தைக்காரி உடம்பில் ஒரு துரும்பை கூட அசைக்காமல் யாருக்கோ சொல்வது போல் சொன்னாள் நாங்க ஒன்னும் வளைச்சு போடல அப்படி போட்டாலும் ஊராம்பிள்ளைய போடலையே என் நாத்தனார் மகனத்தான் உங்ககிட்ட எனக்கு பேச்சு இல்ல வாடா தம்பி வீட்டுக்கு போகலாம் முத்துவேல் எழுந்திருக்க போனான் அதற்காகவோ என்னவோ போய் வருகிறேன் என்பது மாதிரி பாப்பாவை பவ்யமாக பார்த்தான் அவளோ பழையபடியும் ஒரு தூண் மறைவிற்கு போய் மாரிமுத்துவின் கண்படாத கோணத்தில் நின்று கொண்டு போக வேண்டாம் என்று முத்துவேலுக்கு கண்ணாட்டி முகம் மாட்டினாள் அந்த கடைக்கண் பார்வையில் முத்துவேலுக்கு அண்ணன் ஒரு கடுகாக தெரியவில்லை என்றாலும் கடுக்காய் கொடுக்கும் அளவிற்கு முக்கியத்துவமற்றவளாக தெரிந்தான் சாவகாசமாக பதிலளித்தான் நீ போன நான் வந்துகிட்டே இருக்கேன் காலையில டெல்லியில இருந்து வந்தவன் ரெண்டு வருஷமா பாக்கல எங்க கிட்ட முகத்தை காட்டாம யாரு கிட்ட காட்டக்கூடாதோ அவங்க கிட்ட முகம் காட்ட வந்திருக்க என்னடா புது உறவு எழுந்திரிடா போனேன் பின்னால வாரேன் இப்போ நீ வந்துதான் ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனாதானே ஊர்ல அது நமக்கு பெருமை உன் பெருமைக்கு நான் தான் கிடைச்சனா நான் தான் வாரேன்னு சொல்றேன்ல கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம சரி உன்ன இப்ப தம்பியா கூப்பிடல பங்காளியா கூப்பிடுறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கணக்கு விளக்கு பாக்கணும் பாகம் பிரிக்கணும் வயசான அம்மா உன்கிட்ட இருக்கணுமா இல்ல என்கிட்ட இருக்கணுமான்னு தீர்மானிக்கணும் எனக்கு சொத்து சொகம் எதுவும் வேண்டாம் அம்மாவையும் சொத்தையும் நீயே வச்சு கட்டி காப்பாத்து என்ன கால் கையோட விட்டா போதும் அது எப்படிடா முடியும் அம்மா கிட்ட பால் குடிச்ச கணக்கு இருக்குது நான் உன்னை ரயில் ஏத்தி படிக்க வச்ச கணக்கு இருக்கு உன் அக்கா மாறுங்க உனக்கு துணி துவைச்ச கணக்கு இருக்குது இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியாத கணக்குடா எழுந்துடா என்னன்னு நீ என்ன அடிமை மாதிரி நினைச்சு பேசுற மாறி முத்து தம்பியை அதிசயத்து பார்த்தான் நேருக்கு நேராக பேசாதவன் சின்ன சின்ன தேவைகளை அம்மா மூலமும் பெரிய தேவைகளை அண்ணி மூலமும் தெரியப்படுத்தியவன் டெல்லிக்கு வேலையில் சேர புறப்பட போகும்போது மட்டும் தன் கையை கொண்டு விம்மியவன் டெல்லிக்கு போனதும் பேசாத குறையை பக்கம் பக்கமாக கடிதமாய் எழுதியவன் நீ எனக்கு அண்ணன் இல்ல அப்பா என்றவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்தான் ஆனால் எனக்கு இரண்டு தாய்கள் என்று எழுதியவன் அப்பேற்பட்ட தம்பி இரண்டு வருஷத்துக்கு முன்னால டெல்லியில வேலையில சேர்ந்த ஆறாவது மாதத்திலேயே வீட்டிற்கு ஓடி வந்தவன் தன்னோடு காடு கலனிக்கு வந்தவன் இந்த அத்திக்காரி வயலும் பக்கத்துல தான் இருக்கு அங்கதான் இந்த மூதவியோட இசுக்கு துசுக்கு இருக்குமோ வாரி முத்து சிறிது சிறுமைப்பட்டு நின்றான் கடைசியாக அவன் மனப்போக்கை தெரிந்து கொள்வதற்காக ஒரு அஸ்திவாரத்தை வீசி போட்டான் உனக்கு ஒரு பெண் வீட்டுல இருந்து துப்பு வந்திருக்குடா நல்ல இடம்டா எழுந்திரிடா எனக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம் எந்த நேரத்துல நடத்தணும்னு முத்துவேல் அண்ணனிடம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாய் பேசத்தான் நினைத்தான் அப்படி பேசும்போது அவன் முகத்தை பார்த்த உடனேயே பேச வந்த வார்த்தைகள் நாவோடு ஒட்டி கொண்டன அப்போது பார்த்து அத்தைக்காரி குத்தலாக கேட்டாள் கல்யாணம் பொல்லாத கல்யாணம் தகப்ப இல்லாத பிள்ளைய அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு விக்கிற கல்யாணம் அந்த கணக்கு இந்த கணக்குன்னு காட்டி அந்த ரூபாயையும் அமுக்குற கல்யாணம் உன்ன மாதிரி நான் ஒன்னு கூட்டி கொடுக்கற வம்சம் இல்ல இந்தாப்பா மரியாதையா பேசு என் பையன்களுக்கு கோபம் வரும் முன்ன போயிடு கோபத்தையும் பார்த்ததெல்லாம் டேய் கடைசியா கேக்குறேன் வரியா இல்லையா இப்ப வரமாட்டேன் அப்படின்னா உன்னை உதச்சு தூக்கிக்கிட்டு போயிருவேண்டா பெரிய மாமா பையன் சூளுரைத்தான் வரமாட்டேன்னு சொல்றவரை தூக்கிக்கிட்டு போறதுக்கு அவர் என்ன ஆட்டுக்குட்டியா அதையும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறதுக்கு எங்க கையில ஒண்ணு வளையல் போடல அதையும் பாத்துடலாம் டேய் முத்துவேலு எழுந்துடா தேவையில்லாம இத கௌரவ பிரச்சனையாக்கிட்டேன் எனக்கும் சுயமரியாதை இருக்கு என்னால வர முடியாது உன்னால முத்துவேல் சொல்லி முடிக்கும் முன்பே மாரி முத்து ஆவேசமாய் பாய்ந்து முத்துவேல் கையை பிடித்து ஊஞ்சலில் இருந்து இழுத்து கீழே போட்டான் கீழே விழுந்தவனை தூக்கி நிறுத்தி அவனை குண்டு கட்டாக சுமக்க போனான் முத்துவேல் அண்ணனை திரும்பி தாக்கலாமா என்று யோசித்த போது அத்தைக்காரி உசுப்பி விட்டான் ஏண்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க சவத்த பயல இழுத்து கிடத்துங்கடா இதற்குள் அம்மா சொல்ல பொறுக்காதவர்களாய் மாமா பையன்கள் மாரிமுத்துவை நெருங்கினார்கள் மாரிமுத்து தம்பியை விட்டுவிட்டு ஓடினான் அவர்கள் மமதியாய் சிரித்த போது வடப்பத்தியில் ஒரு குலை தேங்காய் பக்கம் கிடந்த ஒரு அறிவாளை அவர்களை பார்த்து கொண்டே எடுத்தான் திருப்பாச்சி அருவா கழுத்துல பட்டா தலையோடு வரும் மொணம் வளைஞ்ச அருவா வயிற்றப்பட்டா குடலோட வரும் மாரிமுத்து அசல் ஐயனாராய் ஆனான் வேட்டைக்கு போகும் சுடலை மாடன் போல் அரிவாளை ஒரு பக்கமாக சாய்த்தபடியே அவர்களை நோக்கி அடிமேல் அடி வைத்தான் கண்கள் பஞ்சக்கினியாகின நாக்கு மகிஷாசுரவர்த்தினி போல் வெளிப்பட்டது ஆகிதமற்ற இன்னொரு கையும் அறிவாளாய் விரைத்து நின்றது அவன் யாருக்கு குறிவைக்கிறான் என்பது புரியவில்லை அத்தைக்காரி ஐயோ ஐயோ என்று அகற்றியபடியே மகளையும் இழுத்து கொண்டு மூன்றாவது கட்டின் முதல் வரைக்குள் போய் கதவை தாளிட்டாள் பின்னர் ஜன்னல் வழியாக மகன்களுக்கு கூக்கரளித்தாள் பாடு தம்பி பாடு என்று உஷார்படுத்தினாள் அவர்களும் காய்ச்சலை தட்ட விரும்பாமல் திரும்பாமல் பின்பக்கமாக ஒரு அனுமானத்துடன் ஓடி அம்மா இருந்த அறைக்குள் கதவில் சாய்ந்த போது அவள் அந்த கதவை வேக வேகமாக திறந்து அதே வேகத்தில் மூடினாள் முத்துக்கண்ணி மட்டும் தரையில் மெழுகுவர்த்தியாய் உறைந்து நின்ற முத்துவேல் பக்கம் போய் நின்றாள் மாமியார்காரை பேசுவதை திரும்பி பாராமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏ முத்துக்கண்ணி உள்ளவா இல்லைன்னா அந்த பக்கமா ஓடிப்போ பாவி மொட்டை எந்த நேரத்துல முழுகாம ஆனாலும் எல்லாமே முழுகுது இந்த அப்பா மாரிமுத்து உன் தம்பிய வெட்டணும்னா வெளியில கொண்டு போய் வெட்டு உனக்கு கோடி புண்ணியம் இந்தாப்பா முத்துவேலு நாங்க ஒன்னும் உன்னை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடல உனக்கு இங்க வேலையும் இல்ல வெளியே போ வெளியில போய் உங்க அண்ணனை நீ வெட்டு இல்ல அவன் ஒன்ன வெட்டட்டும் அந்த சமயம் பார்த்து பாப்பாவும் குரல் கொடுத்தாள் அண்ணி இங்க வாங்க ஓடுவாங்க அவங்க எப்படியும் போகட்டும் வாரி முத்து அறிவாளை இப்போது இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டு நிலை குறைந்து நின்று முத்துவேலை நோக்கி குறிப்பார்த்து நடந்தான் முத்துக்கனி மன்றாடினாள் அண்ணாச்சி அண்ணாச்சி இது உங்க தம்பி வளர்த்த கடா மாதிரி வெட்டாதிய அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவிய மாரிமுத்துவுக்கு எதிரி நிற்பவன் எதிரி அல்ல என்பதும் அவன் தன் கூட பிறந்த தம்பி என்பதும் மெல்ல புரிந்தது ஆனாலும் குருவி பறந்த கிளை ஆடுவது போல் ஆவேசமாக முற்றும் களையாமல் தம்பியின் தலைமுடியை செங்குத்தாக பிடித்து கொண்டு அவனை அங்கும் இங்குமாக ஆட்டிக்கொண்டே அறிவாள் வீச்சாய் பேசினான் நாம வாழ்ந்து கெட்ட குடும்பங்கிறத மறந்துட்டியாடா அப்பா குடி கூத்துன்னு இருந்து சொத்தை அழிச்சிட்டு குடியாலேயே செத்ததால நம்ம குடி இப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இதே அரண்மனை வீட்டுல பிறந்த நம்ம அம்மா முடிஞ்சு போயிட்டான்னு தான் சாப்பிட்ட எச்ச தட்ட அம்மா கிட்ட நீட்டினவடா இந்த நீலி நானும் பக்கத்துலதான் நின்னேன் அன்னைக்கு போட்டோண்ட அந்த சபதத்தை செத்தாலும் சாபமே தவிர இந்த வீட்டு படிக்கட்டு மிதிக்க மாட்டோம்னு நானும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் செஞ்சோம் இந்த சத்தியத்தை பொய்யாக்கிட்டியடா பாவி அண்ணனின் முடிப்பிடியில் தம்பியின் கண்கள் துருத்தின மாரிமுத்துவின் அறிவால் திடப்பட்டு நின்றது முத்துக்கண் இப்போது ஐயோ எம்மோ என்று அவர்கள் இருவரையும் சுற்றி சுற்றி வந்தாள் என்னச்சி அண்ணாச்சி இது நீ வளர்த்த புள்ள மறந்துடாத என்று அவனுக்கு நினைவுபடுத்தினாள் அவன் மோவாவை பிடித்து தாங்கினாள் மாரிமுத்து தம்பியின் முடியை பிடித்திருந்த கையை எடுத்து இன்னொரு கையுடன் சேர்த்து தம்பியின் கழுத்தில் கவுன் போடுவது போல போட்டுக்கொண்டான் முத்துக்கனியை பார்த்து ஒப்பித்தான் இவன் பழச மறந்துட்டாமா என் தங்கச்சிங்க புல்லுக்கட்டு சுமந்தும் நான் வாடகை வண்டி அடிச்சும் இவனை படிக்க வச்சோம் அப்போ உயிர உயிர பறந்தாலும் ஊர்குருவி கழுகாகுமான்னு ஊர் முழுக்க சொன்னவதான் உன் மாமியா உன் கொழும்ப அதோ ஒழிஞ்சு கிடக்கானே வீராதி வீரன் அவன் காலேஜுக்கு பைக்ல தான் போவான் அதே காலேஜுக்கு என் தம்பி சீச்சி இவனா தம்பி இந்த பைய கால் தேய நடப்பான் ஒரு தடவை ஒரு தடவையாவது பைக்குல ஏறிடான்னு சொல்லி இருப்பானா அவன் கிடக்கான் இவன் மேல கண்ணு போடுறா பாரு அந்த பாப்பா அவன் மட்டும் என்னவான் நாலு வருஷத்துக்கு முன்னால கோயில் திருவிழாவில இவனை பார்த்துட்டு தெக்கு தெரு மாடத்தியக்கா பாப்பாவை பார்த்து உன் முறை மாப்பிள்ள எப்படி ஜம்முன்னு இருக்கான்னு பாத்தியான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டிருக்கா உடனே இவ எவன் எனக்கு முறை மாப்பிள்ள இந்த மாதிரி பேச்செல்லாம் எந்த காலத்திலயும் பேசாதேன்னு இவன் காது படவே சொல்லி இருக்கா இவன் என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி குமுறி இருக்கான் அப்ப மட்டும் இல்லாத உறவு இப்ப எப்படி வந்தவன் இவன் எடுத்த இடத்துலயே ஆபீசர் ஆகிட்டா இந்த உறவு வந்துருமாமா இவன் டெல்லிக்கே ராசாவானாலும் எச்சத்தட்டை காட்டி எச்சப்படுத்தினதுக்காக சபதம் போட்ட தாய்க்கு பிள்ளைதானம்மா நீயே சொல்லுமா அப்படியும் உன் நாத்தனார இவன் கட்டிக்கணும்னா சொல்லு நான் இவனை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் முத்துக்கவி பதில் சொல்ல முடியாமல் திணறினாள் உடன்பட்டால் நியாய குற்றம் உடன்படாவிட்டால் வீட்டு குற்றம் தான் மாட்டிக்கொண்டது போதாதா முத்து அவளுக்கு பிரச்சனை கொடுப்பதை புரிந்து கொண்டவன் போல் தம்பி பக்கம் திரும்பி பேசினான் நீ எவளுக்காக ஏங்குறியோ அவ தா மட்டும் தகுந்தவ பாத்தியா ஒப்புக்காவது ஒரு சொல்லு சொன்னாளா இதுக்கு பேருதான் தெய்வீக காதல்னா நான் உன்னை விட மாட்டேன்டா இந்த சீமை பன்றி சொல்ற மாதிரி உன் கல்யாணத்தை நான் வியாபாரமாக்கல உனக்கு எங்க இஷ்டமோ அங்க கட்டிக்கோ எந்த ஜாதியாவும் இருந்துட்டு போகட்டும் சட்டக்காரியா கூட இருந்துட்டு போகட்டும் தப்பு இல்ல இந்த வீட்டுல நீ கட்டுறதுனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல ஆனா இது உனக்கு புது மண் வீடு நம்ம அம்மாவை கேவலப்படுத்திய வீடு பழச மறக்கலாம் மன்னிக்கலாம் ஆனா அதே பழசு புதுசா வேஷம் போட்டா நாம தாண்டா ஒதுங்கி போகணும் இதன் மீறி இந்த வீட்டுலதான் சம்பந்த சம்பந்தம் போடுவேன்னா இந்த அறிவா உன் கையாலேயே என்னை வெட்டி போடு மாரிமுத்து தோளோடு இடுக்கி வைத்திருந்த தம்பியின் வலது கைக்குள் அறிவால் பிடியை விட்டு அவனுக்கு வெட்ட தலை கொடுப்பவன் போல் தலை குனிந்தான் முத்துவேல் கூத்துக்கல்லாய் நின்ற போது மாரிமுத்து முதுகை நிமிர்த்தாமல் தலையை மட்டும் நிமித்தி பேசினான் ஏலே பேடி பசங்களா வெளியில வாங்கடா உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன்டா என் தம்பியால என்ன வெட்ட முடியலையாம் நீங்களாவது வந்து வெட்டுங்கடா அவனையாவது வெட்ட சொல்லுங்கடா ஏன்னா அவன் உங்க சொல்லத்தான் கேப்பானாம மாரிமுத்து பொங்கி வந்த விம்மலை வெளிப்படுத்த போன வாயை ஒரு குத்து குத்தி நிறுத்தினான் ஆனாலும் அந்த அதிர்வில் கண்களில் திரண்டு நின்ற நீர் தாரை தாரையாக அருவி பெருக்காய் உருந்தது அவன் திரும்பி நடந்தான் அவன் தோளில் ஒரு கை பட்டது முத்துகளின் கை இப்போது மாரிமுத்து மனம் விட்டு வெக்கம் விட்டு தம்பியின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் முத்துவேல் அண்ணனை மார்போடு தாங்கி தோளோடு சேர்த்து அவனை நகர்த்தி நகர்த்தி திரும்பி பாராமலே அந்த வீட்டை விட்டு திரும்பி பாராமல் வெளியேறினான் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தினபூமியில் தீபாவளி மலரில் வெளிவந்த சிறுகதை இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சிறுகதைக்கு ஒரு லைக்கையும் இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லையும் பதிவிடுங்க மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபிக்கு பிறந்தாக நன்றி வணக்கம்